வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான ரெசிபி பார்க்க போகிறோம் ஸ்பினாச் ரைஸ் ஸ்பினாச்னு சொல்லப்படுற பாலக்கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில் அயன் நிறைய இருக்கிறனால ப்ரெக்னென்சி விமனுக்கு ரொம்ப நல்லது எலும்புகளோட வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணும் இதில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாலக்கீரையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமாக வதங்கிடும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரை பேஸ்ட்டை இதில் போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த மாதிரி கீரை சாதம் பண்ணி கொடுக்குறப்போ கீரை பிடிக்காத குழந்தைங்க கூட க்ரீன் ரைஸ்ன்னு சொல்லி கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதும் ரொம்ப சுலபம் இப்போது இதில் ரெண்டு கப் அளவுக்கு வேக வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கிளறி விடணும் ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விடணும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சுலபமான ஆரோக்கியமான டேஸ்டியான கீரை சாதம் தயாராகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு ஹெல்தியான ரெசிபியில் பார்க்கலாம் until then stay healthy Thank you.